ஏம்மா மூச்சு முட்டுதுமா என்னம்மா பண்ண என்ன இருந்தாலும் மாஸ்க் போகணும்ல நீங்களும் ஒரு வியாபாரி தானே சரிம்மா நான் போடுறோம்மா எம்மா உனக்கு என்னமே வேணும் அண்ணே ஒரு கிலோ வெங்காயத்தை போடுங்க ஏடி செல்வி என்னை மாரி மாஸ்க் போட்டுருக்கேன் எங்கடி நான் சுப்ரோட கடையில் வாங்கினேன் நீ எங்கே ஏன் ஏன் வண்டிக்கு நேரம் பேசாதீங்க போலீஸ் என்ன பிடிச்சிட்டு போயிடும் ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு வாங்க அண்ணா ஒழுங்கா வெங்காயத்தை போடுங்க எல்லாம் போட்டாச்சு இந்தாம்மா சரிண்ணே எனக்கு ஒரு ஒரு கிலோ தக்காளி போடுங்க சரிம்மா போடுறேன் பாய் சரிடி எமோய் காய்கறிலாம் வாங்கியாச்சா ஆமாடா காய்கறிலாம் வாங்கியாச்சு அந்தாலும் மாஸ்க் போடாமல் இருக்காரு யாருக்கு போய் பரவ போதோ அது நமக்கு எதுக்கம்மா டேய் வேற யாருக்கா பரவி நம்மளும் வெளியே போகும்போது மாஸ்க் போட்டு போகணும் இல்லைன்னா அடுத்தவங்ககிட்ட இருந்தே நமக்கு தொற்று பரவிடும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பாய் மாஸ்க் போடலை நாம் குரல் கொடுப்போம் கொரோனாவை நாம் விரட்டிடு